சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் திமுக பிரமுகர் ஒருவர் ஓட ஓட விரட்டி கொடூரமான முறையில் வெட்டிப் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் தகராறு காரணமாக திமுக நிர்வாகி ஒருவர் கொடூரமான முறையில் வெட்டிக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தேர்தலில் போட்டியிடுவதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் சென்னையில் மீண்டும் திமுக பிரமுகர் ஒருவர் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பல்லவன் சாலை காந்தி நகரில் சமீபத்தில் மறைந்த திமுக நிர்வாகியின் புகைப்படம் திறப்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டார் அவர் சென்ற நிலையில் சென்னையின் மிக முக்கிய பகுதியாக கருதப்படும் திருவல்லிக்கேணி பகுதியில் பல்லவன் சாலையில் முப்பத்தி வயது திமுக நிர்வாகியான மதன் என்பவர் சாலையில் நின்று கொண்டிருந்தார் அப்போது கையில் பட்டாக்கத்தி அறிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்த மர்ம நபர்கள் மதனை சுற்றி வளைத்து வெட்டி கொலை செய்ய முயன்றது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மதன் ஓடி நிலையிலும் விடாமல் துரத்திய கும்பல் அவரது தலை கை மார்பு பகுதியில் சரமாரியாக அறிவாளால் வெட்டியது அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடி நிலையில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மதன் சிறிது நேரத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது மக்கள் நடமாட்ட மிகுந்த பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தால் அங்கு இருந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அலறி அடித்து ஓடினர் இதையடுத்து அங்கு விரைந்த சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறை உதவி ஆணையர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உட்கட்சி பூசல் காரணமாக மதன் கொலை செய்யப்பட்டாரா தேர்தல் முன்விரோதம் போன்ற வேறு காரணங்கள் ஏதேனும் உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சமீபத்தில்தான் அதிமுகவில் இருந்து திமுகவில் மதன் இணைந்துள்ளார் ஆகவே மாநகராட்சி தேர்தலில் அப்பகுதியில் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து இருந்துள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் உதவி ஆணையர் பாஸ்கரன் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை பிடிக்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகள் மொபைல் சிக்னல்களை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர் இதனைக் கொண்டு தனிப்படையினர் நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் அதிர்ச்சியளிக்கும் பல தகவல்கள் வெளியாகின இதுகுறித்து போலீசார் கூறும்போது வெட்டிக்கொலை செய்யப்பட்ட மதனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கணவரை இழந்த பெண் ஒருவருக்கும் அத்துமீறிய தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனை தாயின் மகன் பலமுறை கண்டித்திருக்கிறார் ஆனாலும் இருவரும் கேட்பதாக தெரியவில்லை இதனால் கோபமடைந்த பெண்ணின் மகன் நண்பர்களுடன் சேர்ந்து மதனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்டு வந்து கொண்டிருந்த மதனை பெண்ணின் மகன் தலைமையிலான கும்பல் வெட்டி சாய்த்திருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக பெண்ணின் மகன் உட்பட நான்கு பேரை கைது செய்தனர் இன்னும் மூன்று பேரை தேடி வருகிறனர் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது